இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் சசிகுமார் கொலையில் முக்கிய சதிகாரர் மீது பூந்தமல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு நிறுவனம் என்ஐஏ வெள்ளிக்கிழமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது கோவையில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அன்று சசிகுமார் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு மறுநாள் துடியலூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் நான்கு பேர் மீது என்ஐஏ முன்பு இரண்டு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்தது இப்போது புலனாய்வு நிறுவனம் பூந்தமல்லியில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் மற்றொரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் கோவையைச் சேர்ந்த முகமது ரஃபிகுல் ஹசன் என்ற ஹாசன் முக்கிய சதிகாரர் என்று குறிப்பிட்டுள்ளார் என்ஐஏ விசாரணையில் ஹாசனின் பங்கு வெளிப்படையாக தெரியவந்துள்ளது அவர் தாக்கிய மோட்டார் சைக்கிளில் தாக்குதல் நடத்தியவர் சுபைர் பிலியன் சவாரி செய்தபோது பாதிக்கப்பட்ட சசிகுமார் தாக்கப்பட்டார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பேரும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் கோயம்புத்தூரைச் சேர்ந்தவர்கள் சங்கனூர் மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் எஸ்டிபிஐ கொடியை அகற்றிவிட்டு இந்து முன்னணி கொடி ஏற்றப்பட்டது எஸ்டிபிஐ கொடி அகற்றுவதற்கான போராட்டங்களுக்கு தலைமை தாங்கிய இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் சசிகுமாருக்கு எதிராக பழிவாங்க சிடிசி மசூதியில் சதி செய்து கூட்டங்களை நடத்தியிருந்தனர் கொலை செய்த பிறகு கைது செய்யாமல் இருக்க நவம்பர் இரண்டாயிரத்து பதினாறு இல் அவர் இந்தியாவை விட்டு தப்பி ஓடினார் இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நம்பகமான தகவலின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட ஹசன் ஒமானில் இருந்து வந்ததும் புதுதில்லியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன